வணக்கம் இப்போ பேங்க் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு thirty four thousand hundred and twenty hundred and thirty thirty four thousand range வேவேமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுனில் இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டில் இருக்க கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஸோ இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேற்று வந்தது அதாவது ஃப்ரைடே வந்து வந்தது இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து bank nifty one minute chart வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டலினுடைய கலர் வந்து வரும் ஸோ இப்போ பையிங் ட்ரெண்டுன்றனால கேண்டில் கலர் க்ரீன் கலரில் இருக்குது பட் நமக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு தான் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு இன்டிமேட் பண்ணும் ஸோ அதே மாதிரி கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆச்சுனாலே ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கேற்ற கால்ஸும் வந்து நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா கொடுக்கும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி டூவில் செல் பண்ண சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஸோ நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஏன் வருது அப்படின்னா இது வந்து செல்லிங் ட்ரெண்டுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி கலர் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ நமக்கு வந்து நியூ கால் வந்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேவேமாக டார்கெட் கிட்டக்க வந்து வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி டூவில் நமக்கு வந்த sell call thirty three nine seventy வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டவுன் வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றத ஷோ பண்ணலாம் தான் இந்த வீடியோ லைவில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஆக்சுவலி அது ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆச்சு ஃப்ரைடே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துச்சு தேர்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி சிக்ஸில் அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு பை கால் வந்த ரேஞ்சிலே தான் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் அதுக்கு அடுத்து தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் கேண்டில் டக் டக்குன்னு மார்க்கெட் ரைஸ் ரைஸ் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு செகண்ட் டார்கெட்லாம் தாண்டி ஏறிச்சு ஸோ இது ப்ரீவியஸ் டே வந்த கால் ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது நம்ம பார்த்தது bank nifty future one minute chart so இப்போ நம்ம ஆப்ஷன்லையும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட option thirty four thousand five hundred put option so நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டில் பை வந்தது செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு பைசல் கால்ஸ் மாற்றி மாற்றி வரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி நீங்கள் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ